ஆண்டனிஸ் வாய்ஸ் யூடியூப் இணையதள நண்பு நண்பர்களே உறவுகளே இளைஞர்களே குழந்தைகளே பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான ஆசீர்வாதங்களும் வணக்கங்களும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் இந்த சேனலில் ஆண்டனிஸ் வாய்ஸ் யூடியூப் சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முடிந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதை அறியப்படுத்தி பயன்பெற நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்துங்கள் ஆண்டனிஸ் வாய்ஸ் இணையதள நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பர்களே கடந்த இரு நாட்களாக நுண்ணறிவு பற்றி நான் உங்களோடு உரையாடி வந்தேன் இன்றைய நாள் உங்களோடு சமூக நுண்ணறிவு பற்றி பேசலாம் என இருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வாழ்ந்த எட்வர்ட் தாண்டேக் என்பவர் நுண்ணறிவு கோட்பாட்டை உலகுக்கு அளித்தார் அதற்கு பிறகு வந்த உளவியலாளர்கள் Peter Salovey John Mayer Dan Goleman இதை மறு உருவாக்கி எல்லோருக்கும் சென்றடையும் வகையில் நமக்கு அளித்துள்ளார்கள் இதில் ஒவ்வொரு நுண்ணறிவுமே நமக்கு மிகவும் முக்கியமா முக்கியம் வாய்ந்தவை உங்கள் பேச்சு நிதானமாக இருக்க வேண்டுமா பேச்சில் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா உங்கள் செயல் நேர்மையுள்ளதாக இருக்க வேண்டுமா உங்கள் கமாடிட்டி அதாவது நீங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்கள் பன்னாட்டு சந்தையில் விலை போக வேண்டுமா உங்கள் நிறுவனம் பன்னாட்டு நிறுவனத்தோடு போட்டியிட்டு செயல்பட வேண்டுமா உங்கள் சமூக நுண்ணறிவை அதிகரித்துக் கொள்ளுங்கள் நாம் இருபத்தொன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே இந்த சமூக நுண்ணறிவு எல்லாருக்கும் தேவையான ஒன்று இதை நாம் குழந்தை பருவத்திலிருந்தே கற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் இடையில் வரும்பொழுது நம்முடைய பள்ளி படிப்பை நாம் தொடரும் பொழுது இந்த கலையானது மறைந்து விடுகிறது இதை சாஃப்ட் ஸ்கில் மென் திறன் என்றும் சொல்லலாம் புரிதுங்களா நான் உங்களோடு உரையாடி கொண்டிருக்கும் போது இடையிடையே புன் சிரிப்பொன்றை பரிமாறுகிறேன் சிரிப்பு வந்து ஒரு தொற்று சிரிப்பு மட்டுமல்ல எல்லா உணர்வுகளுமே நேரிடையான உணர்வுகளும் சரி எதிரடையான உணர்வுகளும் சரி எல்லா உணர்வுகளுமே ஒரு தொற்று உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்களை நீங்கள் முகத்தை பார்த்து கண்ணை நோக்கி புன்முறுவல் பூக்கும் பொழுது அவர்களும் உங்களை பார்த்து புன்முறுவல் செய்வார் எவ்வளவுதான் அழுத்தத்தோடு அவர்கள் உங்களை பார்த்து உங்களை பார்க்க வந்திருந்தாலும் உங்களுடைய முக மலர்ச்சியை பார்த்த உடனேயே அவர்களுடைய அழுத்தங்கள் மறைந்து போகும் இதை எப்படி உருவாக்குவது இந்த மென் திறந்த சமூக நுண்ணறிவு திறனை எப்படி வளர்த்து கொள்ளுவது நாம் முதலில் உங்களுடைய முகத்தை மலர்ந்த முகமாக வைத்துக் கொள்ளுங்கள் தமிழில் சொல்வார்கள் பெண்ணை குறிக்கும் போது பெண் மகாலட்சுமியாக இருக்கின்றாள் என்று நம்முடைய மத்தியில் வாழும் ஒரு சில நடிகைகளுக்கும் புன்சிரிப்பழகி என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள் சிரிப்புக்கு எப்பொழுதுமே வரவேற்பு உண்டு நண்பர்களே எனவே நாம் மற்றவர்களை புன்சிரிப்போடு வரவேற்போம் அதே போன்று உங்களுடைய உணர்வுகளை முதலில் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் மற்றவர்களுடைய உணர்வுகளையும் அறிந்து கொள்ள தூண்டும் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கையாள தெரிந்திருந்தால் மற்றவர்களுடைய உணர்வுகளையும் நீங்கள் கையாளுவீர்கள் இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் புரியுதுங்களா உங்களுடைய காலை மற்றவர்களுடைய செருப்புக்குள் நுழைப்பது போன்றதாகும் ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனையின் தாக்கத்தை வெளியில் காட்டுவார்கள் நாம் அதை புரிந்து கொண்டோமானால் அவர்களோடு இணக்கமாக இயைந்து வாழ்க்கை நடத்தலாம் இணக்கமாக பணிபுரியலாம் அவர்கள் நமக்கு அதீதமாக உழைத்து நம்முடைய நிறுவனத்தை பெரிய நிலைக்கு கொண்டு மாற்றுவார்கள் அவர்களை முதலில் புரிந்து கொண்டுகள் புரிந்து கொள்ளுங்கள் அன்பாக பழகுங்கள் உங்களுடைய பேச்சு மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் பேச்சில் உறுதி இருக்க வேண்டும் இதில் மூன்று வகையான பேச்சுக்கள் உண்டு இது உளவியல் சம்பந்தமாக நாம் பேசும்போது நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கிறேன் என்றால் அந்த பொருள் உங்களுக்கு பிடித்தமான ஒரு பொருளாக இருந்த பின் நீங்கள் சந்தோஷமாக வாங்குவீங்கள் இல்லையா இதை டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க டிரான்சாக்ஷன் அனலைசிஸ் என்ற கருத்து பரிமாற்றம் செய்யும் பொழுது இது மொழி பரிமாற்றம் காம்ப்ளிமெண்ட்ரி டிரான்சாக்ஷன் என்று சொல்லுவோம் நான் பேச்சில் காம்ப்ளிமெண்ட்ரி மீன்ஸ் எப்பொழுதுமே பாராட்டி பேசுவதல்ல குறிப்பிட்ட வார்த்தைகளை குறிப்பிட்ட இடத்தில் பயன்படுத்துவது அதுவும் முழுமையாக பயன்படுத்துவது உள் அர்த்தம் இல்லாமல் நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லுவது இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி டிரான்சாக்ஷன்ஸ் இதை நீங்கள் உங்கள் கம்யூனிகேஷனிலோ அல்லது கம்யூனிகேஷன் அல்லது உரையாடும் போது நீங்கள் பயன்படுத்தி இருந்தால் எல்லோரும் பயன்பெறுவார்கள் உங்கள் நீங்கள் சொல்வதையும் கேட்பார்கள் அதே போன்று அசர்டிவிசம் என்று நாம் சொல்லுவோம் அசர்டிவிசம் என்றால் ஒரு சில விஷயங்களுக்கு நமக்கு புரிதல் கிடையாது அதை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தக்க சமயத்தில் நாம் எந்த நபர் நம்மிடம் அதை சொன்னார்களோ அவர்களிடமே போய் இதமாக கேட்கும் பொழுது அவர்கள் ஏன் எதற்காக என்று நம்மிடம் பகிர்வார்கள் இதை அசல்டிவிசம் இதுவும் எல்லோரிடம் இருக்க வேண்டிய ஒரு நல்ல குணம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்து கொண்டீர்கள் என்றால் அசர்டிவிசமும் உங்களிடம் தானாக வந்து ஒட்டிக்கொள்ளும் பல குடும்பங்களில் நாம் மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் சொல்வோம் மற்றொன்றை இதுதான் பிரச்சனையே இது நாம் பணிபுரியும் இடங்களில் நடக்கின்றது அடுத்து நாம் மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு எதிர்பார்ப்போம் அவர்கள் அதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லாமல் அவர்களுக்கு எப்படி தெரியும் அவர்கள் என்ன தீர்க்கதரிசிகளா அல்லது அருள்வாக்கு சொல்பவர்களா நம்முடைய உள்ளால் என்ன இருக்கிறது என்று புரிதுங்களா அதே போன்று சமூக நுண்ணறிவு திறனை நீங்கள் வளர்த்து கொண்டீர்களானால் உங்களுக்கு மற்றவர்களுடைய உணர்வுகளையும் தெரிய புரிய புரியும் திறன் இருக்கும் அதே போன்று மற்றவர்களிடம் திறமையாக பேசுவீர்கள் அடுத்து அவர்களை தட்டி கொடுத்து செல்வீர்கள் தெர் இஸ் டேவிட் மெர்லின் என்ற ஒரு பெரிய நிறுவன உரிமையாளர் நிறுவனத்தில் பணிபுரியும் எல்லா பணியாளர்களையுமே இந்த நுண்ணறிவு கோட்பாட்டின் மூலமாக தேர்வு செய்து பணியில் அமர்த்துவாராம் அதன் நிறைவாக அதன் பயனாக அவர்களுடைய நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள் மிகுந்த உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் பணிபுரிந்தார்கள் என்று சொல்கிறார்கள் நண்பர்களே இதை வளர்த்து கொள்வது நம் கையில் தான் இருக்கின்றது இதற்காக வேண்டி மென்திறன் கலையை கற்க நாம் வேற எங்கும் சொல்ல செல்ல வேண்டியதில்லை எப்படி நம்மை நாம் கையாண்டு கொள்வது அதே போன்று பிறரை எப்படி கையாள்வது பிறரிடம் எப்படி உரையாடுவது உரையாடும் பொழுது எப்படி அவர்களை தெரிந்து வைத்திருக்கிறோமோ அதையும் தாண்டி அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும் இதான் ஆக்டிவ் லிசனிங் லிசனிங் என்பார்கள் ஆங்கிலத்தில் மற்றவர்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்வது வந்து பெரிஃபெரியல் லெவல் இப்போ உங்களுக்கு பொதுவாக என்னை இந்த யூடியூப்பில் வர்றதுனால தெரியும் புரியுதுங்களா இன்னும் ஒரு சாராருக்கு யார் இந்த சகோதரி விமலா என்கிறதும் தெரியும் அது அறிந்து வைத்திருக்கின்றார்கள் எல்லா நிலைகளிலுமே நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் இந்த சமூக நுண்ணறிவு திறனை வளர்ப்பதில் இதுவும் ஒரு முக்கிய அம்சமாகும் நாம் மற்றவர்களை அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ளும் என்பது அவருடைய பின்புலங்கள் மட்டுமல்ல அவர்களுடைய உணர் உள்ளுணர்வுகள் அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு நாம் ஒரு பேஜ் உருவாக்குவது புரிதுங்களா பேஜ்னா பக்கங்கள் நம் நம்மோடு பணிபுரிபவர்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல உதாரணமாக நெப்போலியன் போனபாட் அவரிடம் உள்ள எல்லா படை வீரர்களுடைய பெயர்களும் தெரியுமா பொதுவாக படை வீரர்களுக்கு நம்பர் தான் உண்டு எண்கள் தான் உண்டு எண்களை வைத்தான் அழைப்பார்கள் ஆனால் இவர் அவருடைய பே அவரவர்களுடைய பெயர்களை வைத்து அழைப்பாராம் ஒருத்தருடைய பெயரை நாம் அழைத்து அவரிடம் உரையாடும் பொழுது இனம் புரியாத ஒரு இன்பம் அவர் உள்ளத்தில் இருக்கும் இது உளவியல் பிரகாரம் என்னை அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்னை அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள் அந்த இனம் புரியாத ஒரு உணர்வே என்னையும் உங்களையும் இணைப்பதற்குரிய ஒரு பாலமாக ஆயிடும் எப்பொழுதுமே நாம் மற்றவர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் இணைதல் வேண்டும் புரியுதுங்களா புன்சிரிப்பது அதே போன்று அவர்களோடு இணைந்து இணைப்பில் இருப்பது அவருடைய உணர்வுகளை மதித்துக் கொள்வது அவர்கள் தேவைகள் என்ன என்று புரிந்து கொள்வது இதுவெல்லாமே சமூக நுண்ணறிவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆகும் எனவே இதை நீங்கள் உருவாக்கி கொண்டீர்களனால் நீங்கள் வாழும் இல்லமும் மகிழ்வாக இருக்கும் நீங்கள் பணிபுரியும் இடமும் சந்தோஷமாக இருக்கும் நிறைய உற்பத்தி திறனும் அதிகரிக்கும் புரியுதுங்களா அதனால நீங்கள் மட்டுமல்ல பிறருக்கும் இந்த சமூக நுண்ணறிவு திறனை மேம்படுத்த உதவி செய்யுங்கள் நீங்களும் அதிகரியுங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் பொழுது மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன் வாழ்த்தும் வணக்கம் உங்களோடு தொடர்ந்து இந்த பதிவுகளை வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுக்காக ஜெபியுங்கள் நானும் உங்களுக்காக தொடர்ந்து என்னுடைய ஜெப தோழமையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் இறைவன் உங்கள் ஒவ்வொரு வரையும் குடும்பங்களையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய தொழில் முயற்சிகளையும் உங்களுடைய அனைத்து நிலைகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆசீர்வாதங்களை குறைவென்று தர உங்களுக்காக எப்பொழுதும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மதிய வாழ்க